ஆயிரம் மைல்கள் பயணம் ஒரு படியில் தொடங்குகிறது செல்வது கடினமானதாக இருக்கும்போது கடினமானது செல்கிறது உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு முறை மட்டுமே வாழ்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அதை சரியாகச் செய்தால் ஒரு முறை போதும் உங்களால் முடியும் என்று நீங்கள் நினைத்தாலும் அல்லது முடியாது என்று நீங்கள் நினைத்தாலும் நீங்கள் சொல்வது சரிதான் பெரிய மனம் யோசனைகளைப் பற்றி விவாதிக்கின்றன சராசரி மனம் நிகழ்வுகளை விவாதிக்கிறது சிறிய மனம் மக்களைப் பற்றி விவாதிக்கின்றன